ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நான் மறுபடியும் கத்துற நன்றி நிறுதித்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இன்றைக்கும் நான் கத்துடைய அவசரத்தில் இருந்து ஒரு பகுதியை நாம் சற்று சிந்திப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூன்று சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கத்தரால் வரும் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த வசனத்தை தொடர்ச்சியாய் நான் உங்களோடு பேசும்படிக்கு இந்த நாளிலும் கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ஒரு நிமிஷம் ஜிபிப்போம் நல்ல ஆண்டவரே நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் எங்களோடு பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல அதன்படி ஜீவிக்கிறவளாய் எங்களை மாற்றும் நம்முடைய சிறலுக்குள்ள மறைத்து கொள்ளும் நீர் இந்த காலை வழியில் தமிழ வல்லமை விளங்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வசனத்தை வாசிக்க கேட்டோம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கர்த்தரால் என்ன செய்யும் வரும் காரியத்தை சித்திக்க பண்ணுகிற கர்த்தர் என்று நான் வசனத்திலிருந்து சிந்திக்க நேர்ந்து நேரிடுகிறது ஒவ்வொரு வாரமும் நான் உங்களோடு கூட காரிய சித்தி நமக்கு வருவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று உங்களோடு பேசி கொண்டு வந்தேன் முதலாவது மௌனமாக இருக்க பழக வேண்டும் என்றும் ரெண்டாவது பொறுத்திருக்க வேண்டும் என்றும் மூன்றாவது அமர்ந்திருக்க வேண்டும் என்றும் நான்காவது காரியம் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நான்கு வாரங்களாய் உங்களோடு நான் பேசினேன் இன்றைக்கு உங்களோடு நான் பேசும்படிக்கு கத்திரன் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு ஏழாவது வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி ஏழு ஏழு கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீ தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம் இவ்விதமாக கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு என்ன செய் காத்திரு அருமையான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கத்தருக்கு காத்திருப்பது என்கிற ஒரு காரியம்தான் இன்னைக்கு நமக்கு மிக அவசியம் அநேக காரியங்களுக்காய் நாம் காத்திருக்கிறோம் ட்ரெயின் எப்பொழுது வரும் பஸ் எப்பொழுது வரும் அல்லது நமக்கு வேண்டிய யாராயும் ஒரு ஒரு வருவேன் என்று சொல்லும்போது எப்பொழுது வருவார் என்று பல காரியங்களுக்காக இந்த உலகத்தில் காத்திருக்கிறோம் பிள்ளைகள் பரீட்சை எழுதின பிறகு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள் வேலைக்கு இன்டர்வியூக்கு போனவர்கள் இன்டர்வியூடைய ரிசல்ட் எப்பொழுது வரும் என்று காத்திருக்கிறார் பலரும் பல காரியங்களுக்கு காத்திருக்கிறார் ஆனால் ஒன்று தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய அல்லது காத்திருக்க வேண்டிய காரியம் என்னதென்று உங்களோடு கூட ஒரு ஏழு காரியத்தை இன்றைக்கு நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் ஏற்கனவே நேரம் ரொம்ப முடியிடுச்சு ஆனால் சுருக்கமாய் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன் எவ்வளவு சுருக்கமாய் சொல்லணுமோ அதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு காத்திருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இன்றியமையாத ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் கத்தர் காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டுமானால் காத்திருந்துதான் ஆக வேண்டும் காத்திருப்பதிலே பல நன்மைகள் உண்டு முதலாவது காரியம் கத்திர வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா எப்படி மன்னிக்கணும் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பது முதல் வசனத்தை வாசிப்போம் நாற்பதாவது சங்கீதம் முதல் வசனம் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார் கேட்டார் முதலாவது தாவிது சொல்கிறதான காரியம் நான் காத்திருந்தேன் எப்படி காத்திருந்தாராம் பொறுமையோடு கூட காத்திருந்தேன் நல்ல கவனிங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பொறுமை மிக அவசியம் அதுவும் எப்படிப்பட்ட பொறுமை நீடிய பொறுமை அவசியமாயிருக்கிறது யாக்கோவின் நிருபத்திலே அருமையான பக்தன் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போமா இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கத்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் கத்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே நல்ல கவனிப்போம் இந்த காலையிலே தேவனுடைய வார்த்தைய பொறுமையை குறித்து சொல்ல வேண்டுமானால் அருமையான பக்தன் யோபைத்தான் சொல்ல வேண்டும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானாம் நீடிய பொறுமையோடே என்ன செய்திருந்தான் காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான் எதற்கு கத்தருடைய செயலின் முடிவை பார்க்கும்படிக்கு ஒரு செயல் அல்ல செயலின் முடிவு என்ன முடிவுதான் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கத்த என்ன செய்ய போகிறார் எனக்காக நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே அவருடைய செய்கை என்ன அவருடைய கிரியை என்ன என்பதை பார்க்கும்படிக்கு பொறுமையோடு காத்திருந்தான் செயலின் முடிவையும் என்ன செய்தான் கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு விவசாயி தன் நிலத்தை பண்படுத்தி அவன் அந்த நிலத்திலே தன் விதையை விதைத்து அவன் பொறுமையோடு கூட என்ன செய்கிறான் காத்திருக்கிறவனாய் காணப்படுகிறான் எதற்கு அது விளைந்து நல்ல பலனை தரும் என்று அவன் பொறுமையோடு கூட என்ன செய்கிறான் காத்திருக்கிறான் இதே வண்ணமாய்த்தான் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் காத்திருப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம் எவர்கள் காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார் எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில் என்று கத்திர வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசியா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கத்திர வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாமே வாசிப்போமா ஐம்பதாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க இதோ கத்தராய் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல் பழசாவார்கள் ஒட்டு பூச்சி அவர்கள் என்ன செய்யும் அழிக்கும் என்று கத்திட வசனம் சொல்லுகிறது கத்தர் துணையாயிருக்கும் போது அவருக்கு காத்திருந்து கத்தர் துணை என்று அவர்கள் விரும்ப அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையில கத்தர் சகலவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருப்பார் அவர் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டார்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார் என்று கத்தருடைய வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது நான் கத்திருக்க உழவாய் காத்திருக்கிறோம் அதுவும் பொறுமையோடு காத்திருந்தானாம் தாவிதி சொல்கிறான் அவரின் கூப்பிடுதலை கேட்டார் ஏன் எங்கே இருந்தவன் கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாற்பதாவது சங்கீத இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கத்தரை நோக்கி செய்தான் கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டார் பயங்கரமான குழியிலே விழுந்திருக்கிறான் உளையான சேரு அது அந்த சேரை குறித்து சொல்லும் போது அப்போஸ் நாயே பேதிரு இவ்விதமாய் சொல்கிறார் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் ஒன்று பேதிரு நான்கு ஆறு இதர் இது நான்கு ஆறு நாலாவது வசனம் மன்னிக்கணும் அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் எதிலே விடாமல் இருக்கிறது துன்மார்க்க உலை தாவிதி சொல்லுகிறார் பயங்கரமான குழியிலும் உளையான செற்று துன்மார்க்க உலையிலே காணப்படுகிறார் அங்கே இருந்தால் சத்தமிடுகிறான் கர்த்தாவே என்னை தூக்கி விடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவரின் கூப்பிடுதல் என்ன செய்தார் கேட்டார் எப்படி கேட்டார் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை தூக்கி எடுத்து முதலாவது தூக்கி எடுத்தார் அடுத்து கண்மலையின் மேல் என் கால்களை நிறுத்தி என் அடிகளை ரசிதார் உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே என்ன செய்தார் கொடுத்தார் அருமையானவர்களே பாவ சேற்றிலே காணப்படுகிற மனுஷனை கத்தனை செய்கிறவர் தூக்கி விடுகிறவர் எப்பொழுது ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடும் போது கத்தருடைய ஜனமே பாவத்திலிருந்து தூக்கி விடுவது கத்தருடைய கிரியையாய் காணப்படுகிறது எந்த மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனை கத்தரவிடத்திலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்ன செய்கிறவர் நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பாவத்தை விட்டுவிட மனதில்லை சாதாரண பழக்க வழக்கங்கள் நன்றாய் கவனியுங்கள் ஒரு பாக்கு போடுகிற ஒரு காரியம் அது தீமையை விளைவிக்கும் என்று தெரியும் ஆனாலும் அதை செய்கிறோம் சில இந்த மூக்கு பிடிக்கு அடிமையாய் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டதான இந்த காரியங்கள் நம்மை இன்னும் ஆழத்திலே பாவத்தினுடைய ஆழத்திலே கொண்டு போகிறதா இருக்கிறது நாம் எதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பி கத்தனத்தில் கேட்கிறோமோ அதை நிச்சயமாய் கத்தர் விட்டுவிட என்ன செய்கிறவர் பலன் கொடுக்கிறவர் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையாக்கும் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள் விடுதலையாவீர்கள் தாவிது கத்தரை நோக்கி விடுகிறான் கர்த்தாவே பயங்கரமான குழியிலே உளையான சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவருக்காய் பொறுமையோடு காத்திருந்து அவனை நோக்கி கூப்பிடுகிறான் கத்தரவனை தூக்கி எடுத்தான் என்று பார்க்கிறோம் ஆகையினால பாவத்திலிருந்து விடுதலைக்காக எந்த ஒரு மனுஷன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ அவனுக்கு கத்த நிச்சயமா என்ன செய்கிறவர் விடுதலை தருகிறவராய் காணப்படுகிறார் அங்கே மரியாள் என்று சொல்லப்பட்டதான ஸ்திரீயானவள் இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்து அவள் கண்ணீர் சிந்தியோட பாதங்களை துடைத்து அவள் கொண்டு வந்த பரணி தைலத்தையும் ஊற்றிவிட்டு ஓயாமனுடைய பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருந்தால் இயேசு அவளை பார்த்தார் ஸ்திரீயே உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது மன்னிக்கப்பட்டது பாவத்தினுடைய விடுதலைக்காக யார் கெஞ்சி நிற்கிறார்களோட பாதப்பிடிக்கு வருகிறார்களோ நிச்சயமாய் அவளை விடுதலையாக்கி அவருடைய சமாதானத்தோடு அனுப்புகிறவராய் காணப்படுகிறார் ரெண்டாவது காரியத்துக்குள்ளே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கத்திர வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தர நடபடிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போமா அப்போ சில பத்து இருபத்தி நான்கு வாசிங்க மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள் அங்கே கொர்நெலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான் யாருக்காய் காத்திருந்தான் தேவ மனுஷருக்காக காத்திருந்தான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் அவன் உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே மத்தியான நேரத்தில் கத்துடைய தூதன் அவனிடத்திலே வந்து என்ன செய்தான் பேசுகிறவனாய் காணப்பட்டார் நியோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்கே பேதிரு எரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை என்ன செய் வரவழை அவன் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டது வசனத்தில் நாம் பார்ப்போமானால் பதினோராம் அதிகாரம் இப்படி வாசிப்போமா பதினோ பதினோராம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு என செய்வான் சொல்லுவான் அப்ப தன்னிடத்திலே சேவிக்கிற சேவகரை அனுப்பினான் கொர்நெல்லியு இங்கே யோபா பட்டணத்திற்கு அவர்கள் பேதுருவை கண்டுபிடித்தார்கள் அங்கிருந்து அவனோடு கூட பேசினார்கள் இப்பொழுது பேதிருவும் மற்றவர்களும் சேர்ந்து எங்கே வந்திருக்கிறார்கள் இங்கே கொர்நலிய வீட்டார் இடத்திலே வந்திருக்கிறார்கள் அவர் வரு வருகிறதற்கு முன்னே கத்திர வசனத்தில் என்ன வாசித்தோம் அவர்களுடைய வருகைக்காக இவன் எல்லாம் என்ன செய்திருந்தார்கள் காத்திருந்தார்கள் எதற்கு அவன் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுவான் என்று எழுதப்பட்டது இந்த வசனத்தை பாருங்கள் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும் வாசிப்போமா ஆறாவது வசனம் பத்து ஆறு அவன் தோல் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு என செய்வான் எதை சொல்லுவான் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு அவன் சொல்லுவான் அவன் தேவ பக்தி உள்ளவன் அவன் உபவாசிக்கிறவன் தான தர்மங்களை செய்கிறவன் மிகுந்த பக்தி உள்ளவன் ஆனால் இன்றைக்கு அவனுக்கு தேவையான ஒன்று உண்டு என்னது தெரியுமா ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தை தேவையாயிருக்கிறது இன்னைக்கு அநேகர் விதமாய்த்தான் நினைக்கிறார்கள் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தேன் எங்க தாத்தா ரெவரண்டு எங்க எங்க பா எங்க அப்பா ரைட் ரெவரண்டு எங்க வீட்டில் எல்லாரும் கிறிஸ்தவங்க பத்து தலைமுறையா கிறிஸ்தவங்க அது உடப்பையில் போடு அது ஒண்ணுக்கும் உதவாது அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களோ அதை பற்றி கவலை இல்லை கத்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தான் கத்தருக்கு கவலை ஏனென்றால் அவர்களுடைய பரிசுத்தத்தை நீ நம்பி பரலோக ராட்சியத்திற்கு போகலாம் என்று ஒரு காலம் மனதில் என்ன செய்யாதே நினைக்காதே பெற்றோர் பக்தியுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருக்கிறது நிமித்தம் நாம வாழை பிடித்து கொண்டு போகலாம் என்று நினைக்க வேண்டாம் ஒரு நாளும் அது கூடாத காரியம் அவரவர் ரட்சிக்கப்பட வேண்டும் அவரவர் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது அநேகர் ஏமாந்து போகிறார்கள் நான் ஆலயத்திற்கு போகிறேன் நிறைய கொடுக்கிறேன் அதை செய்கிறேன் சண்டே ஸ்கூலை நடத்துகிறேன் வாலிபர் கூட்டத்தை நடத்துகிறேன் எல்லாம் நல்லது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா நீ வேறுபட்டு ஜீவிக்கிறாயா கத்துடைய வசனத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வாழ்க்கையில காணப்படுகிறதா அதுதான் இல்லை வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவன் உனக்கு வேண்டியது எல்லாம் சொல்லுவான் என்ன வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தை உனக்கு தேவை நீ மறுபடியும் ரட்சிக்கப்பட வேண்டும் நீ மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டியது அவசியம் அருமையான கிறிஸ்து சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் ஒரு மனுஷன் வந்தான் அவனோட பேர் நிக்குதுமு அவன் இஸ்ரேலிலே போதகனாய் காணப்பட்டவன் இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா நிக்கதேமே நீ மறுபடியும் என்ன செய்ய வேண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அவன் எப்படியா என்று கேட்டான் அதற்கு ஏசு சொன்ன பதில் என்ன தெரியுமா நீ இஸ்ர இஸ்ரவேலிலே போதகராயிருந்தோம் இதை நீ என்ன செய்யாமல் இருக்கிறாய் அறியாமல் இருக்கிறாயே போதகன் தான் ஆனால் என்ன தெரியவில்லை ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கம் இன்னதென்று அறியாதபடிக்கு ஜீவிக்கிறவராய் காணப்பட்டான் இப்பொழுது தேவதன் சொல்லுகிறான் அவனை போய் அழைத்து வா வந்தார் பேதுரு அவனவர்களுடைய பேசுகிறவராய் காணப்பட்டார் வீட்டில் எல்லாரும் காத்திருக்கிறார்கள் வசனத்தை பேசினான் வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார் ஊற்றப்பட்டார் வல்லமையா இறங்கினார் உடனே இந்த ஞானசாரத்துக்கு எவனாயிரம் என்ன செய்யலாமா தடை செய்யலாமா என்று கேட்டார் வசனத்தை பாருங்கள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்று இவர்களும் ஞானசாரம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை என்ன செய்யலாமா விளக்கலாமா அவர்களுக்கு இடத்தை கொடுத்தான் ஞானசாரத்தை கொடுக்கிறவனாய் காணப்பட்டார் நல்ல கவனியே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்டு அவன் ஞானசாரம் எடுக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது காரியம் வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அப்போஸ்தலர் ஒன்று ஐந்து ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள் காத்திருங்கள் என்றார் நன்றாய் கவனிப்போ இந்த காலை வெளியிலே பாவ மன்னிப்பு மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் இது மாத்திரமல்ல மூன்றாவது ஒரு படிக்குள்ளே நாம் கடந்து போக வேண்டும் எது நீங்கள் எருசலேம் நகரத்தை விட்டு புறப்பட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற செய்யுங்கள் காத்திருங்கள் நாற்பது நாள் எல்லாருக்கும் காட்சி இருந்தார் இயேசு பின்பு மேகங்களின் வழியாய் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பிதாவிடத்திற்கு அதற்கு பிறகு பத்து நாள் காத்திருந்தார்கள் எப்படி காத்திருந்தார்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு சபையாய் நூற்றி இருபது பேர் கூடி மேல் வீட்டில் என்ன செய்திருந்தார்கள் காத்து கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்லுகிறத கவனியுங்கள் நான் காத்திருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும் மனம் திரும்புவதில் பாவ மன்னிப்புக்கு மட்டுமல்ல ஞானசாரம் பெறுவதற்கு மட்டுமல்ல மூன்றாவது காரியம் பரிசுத்த ஆவியை கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அது பிதாவுடைய வாக்கு திட்டமாய் காணப்படுகிறது யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அன்றைக்கு என்ன செய்தது நடந்தது நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியனை செய்வேன் ஊற்றுவேன் கத்தர் வாக்குரைத்து இருக்கிறாரே வாக்கு மாறாத கத்தர் கத்தரை பார்த்து கேட்க வேண்டும் ஆண்டவரே ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு என்ன செய்யும் தாருமாண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் ஊற்றுமையா என்னை நிரப்பாண்டவரே இன்னைக்கு அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள் ஞானசாரம் பெற்று இருக்கிறார்கள் போதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை அடுத்த படிக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டியது அவசியம் எது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடம் வைக்கப்பட வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம் லேவியராகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் இருபத்தி ஒன்று பனிரெண்டு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் தலையின் மேல் என்ன செய்கிறது இருக்கிறது தலையில் என்ன இருக்கு பூமியில இருக்கும் போதே கத்தர் விசுவாசிய முடிசூட்டி வைத்திருக்கிறார் ஐயா கிரீடத்தை அவன் தலையின் மேல் வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கிரீடம் சூட்டுகிறார் அந்த கிரீடத்தை பார்க்கிலோ அபிஷேகம் பெற்றவருடைய தலையின் மேல் இருக்கிற கிரீடம் விசேஷமானது இன்னைக்கு அநேகருக்கு அதை அறியவில்லை அவருடைய மேன்மையே வசனத்தில் வாசிக்கிறோம் இது ஆரோடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே இறங்குறதும் அவருடைய அங்கி வடிகிறது மாறு நல்ல தைலத்திற்கு ஒப்பா இருக்கிறது ஐயா கத்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார் எதினாலே தெரியுமா பூமிக்குரிய ஆவியினால் அல்ல பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார் அந்த அபிஷேகம் உனக்கு தேவை அந்த அபிஷேகம் தான் உன்னை சகல சத்தியத்துக்குடன் என்ன செய்யும் நடத்துகிறதாய் காணப்படும் நன்றாய் கவனியுங்கள் அந்த அபிஷேகம் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை இந்த காலை வழியில் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ரோமருக்கு எழுதி நிறுவம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிப்போம் ரோமர் எட்டு பதினொன்று அன்றியோ இயேசுவை மறித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வார் உயிர்ப்பிப்பார் ஐயா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டுமானால் இந்த சரீரத்தில் என்ன காணப்பட வேண்டும் ஒரு அபிஷேகம் தேவை என்பதை மறந்து போக வேண்டாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்ட மனுஷன் கத்தருடைய கால சத்தம் கேட்கும் போது கத்தர் மைமியாய் தேவதனுடைய மைமியோடும் தமிழ் பிதாவின் மைமியோடு இறங்கி வரும் செய்கிற வேளையிலே எக்கால சத்தம் தொழிக்குமே அப்பொழுது மறித்த பரிசுத்தவார்கள் எல்லாரும் உயிரோடுகளே செய்வார்கள் எழும்புவார்கள் அது எழுப்பப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் மகிமையான பரிசுத்த ஆவியை யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள் எழுப்பப்படுவார்கள் இந்த பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவை பிரியமானவர்களே ஆகையால் நாம் மறித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தகுதி உள்ளவராய் மாறுவதற்கு அபிஷேகத்தை பெற்றேயாக வேண்டியது அவசியம் எப்படியாயில் ஆண்டவரே ஊற்றுமையா என்னை நிரப்பு ஆண்டவரே அந்த வாஞ்சை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சய கத்தர் உங்களை நிரப்புகிறவராய் காணப்படுவார் நாலாவது காரியத்துக்குள்ள போகிற நேரம் கடந்து போனபடினாலே எஸ்ஐயா திருக்கதரிசி புஸ்தகம் நாற்பதாவது யாரும் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிப்போம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டில் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் கத்தோட வசனம் என்ன சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஜபத்திலே கத்தருக்கு காத்திருப்பது ஐயா வேற எப்படியும் அல்ல கத்தருக்கு காத்திருக்கிறது ஜப நேரத்தை நாம் கூட்டிக் கொள்வது கத்தரோடு இசைந்து விடுவது அவரோடு ஐக்கியப்படுவது அதுதான் பெரிய ஒரு காரியம் இன்னைக்கு கத்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் என்பதை அநேகர் அறியாமல் காணப்படுகிறார்கள் எப்படி காத்திருக்க முடியும் ஜப நேரத்திலே காத்திருப்பது சன்னிதானத்தில் அவரோடு கூட இசைந்து விடுவது அந்த ஆவியானவரோடு சேர்ந்து அது என்னத்தை கொடுக்கிறது நமக்குள்ள ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது ஒரு புது பலன் அவசியம் நமக்கு தேவை நாம் பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அக்கிரமம் நிறைந்த உலகத்தில் அநியாயம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் நாம் தப்ப வேண்டுமானால் ஒவ்வொரு நாள் நமக்கு தேவையான காரியம் என்ன தெரியுமா ஒரு புது பலன் அவசியமாக இருக்கிறது இந்த நாளுக்குரிய பலத்தை எனக்கு என்ன செய்யும் தாரும் ஆண்டவரே அருமையானவர்களே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம் இன்றைக்கு நாம் கத்திரத்தில் கேட்டு ஆண்டவரே ஒரு புதிய பலத்தினாலே என்ன செய்யும் நிரப்பு ஆண்டவரே வசனத்தில் வாசிக்கிற வழியிலே கழுகு கொப்பாயவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது கழுகு என்ன செய்கிறதாம் தன் செட்டை அடித்து உயர எழும்புகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது கழுகு வயதடையும் போது அது செய்கிற காரியம் நேராய் ஒரு மலையின் உச்சியில பாறைகள் நிறைந்த இடத்துல போய் தன் செட்டைகளை விரித்து படுத்துக்கொள்ளும் அது இருக்கிற ரக்கைகள் எல்லாம் கீழே விழும் சரீரத்துக்குள்ள காணப்படுகிற கொழுப்பு தன்மைகள் எல்லாம் அந்த சூடு பட்டு பட்டு அது கரைய ஆரம்பிக்கும் ஒரு மொட்டையான கழுகாய் அந்த பாறையின் மேல் படுத்து கிடக்கும் இரவும் பகலும் எல்லாம் விழுந்த பிறகு சில நாட்கள் கழித்து இப்பொழுது தான் பறக்க முடியும் என்கிற ஒரு நிலைமை வந்த உடனே அது தன் சட்டைகளை அடித்தன செய்கிறது உயர் எழும்புகிறதாய் காணப்படுகிறது அருமையான தேவச்சனமே கண்மலையின் வேலி சார்ந்திருப்பாயானால் ஒவ்வொரு நாள் உனக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீ சார்ந்து கொள் அவர் உன்னை பலத்தினாலே இடைவெட்டுகிறவர் தாவிதி சொல்கிறாரே அவர் என்னை இடைகட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதக்கார் நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்கிறார் அவரின் விரல்களை போருக்கும் என் கைகளை யுத்தத்திற்கும் என்ன செய்கிறவர் பழக்குகிற பழப்பி படிப்பிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரம் தேவஜனமே கத்தர் உங்களுக்கு புதிய பலத்தை கொடுக்க வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள் ஐந்தாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம் வாசிப்போம் ஆபகூக்கின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துக்குள்ள வா வாசிப்போம் ஆபகுக்கின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வசனத்தில் வாசிக்கிறோம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவுலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய் காத்திரு அது நிச்சயமா என்ன செய்யும் வரும் அது தாமதிப்பது இல்லை குறித்த காலத்திற்காக தேவன் தரிசனத்தை என்ன செய்திருக்கிறார் வைத்து வைத்திருக்கிறார் ஐயா கத்தர் உங்களுக்கு கொடுத்தாரே ஒரு தரிசனம் அந்த தரிசனம் நிறைவேறவில்லை அந்த வாக்குத்தத்தை நிறைவேறவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமா நிச்சயமா எதையும் செய்யும் நிறைவேறியே ஆகும் என்றால் பொய் சொல்லாதவர் அந்த வார்த்தையை உங்களோடு என்ன செய்திருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஐயா அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாகாத கத்தர் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல அப்படிப்பட்டவர் தான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் அது என்ன செய்யும் நிச்சயமாய் நிறைவேறும் அது காலம் தாழ்ந்தாலும் அது நிச்சயமாய் என்ன செய்யும் வரும் வசனம் சொல்லுகிறது ஏனென்றால் அது குறித்த காலத்திற்காக என்ன செய்யப்பட்டது வைக்கப்பட்டது அங்க வசனம் சொல்லுகிறது அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய் காத்திரு நிச்சயமாய் வருமா அமெரிக்க தேசத்தில் ஜோயல் ஓஸ்டின் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ மனுஷன் அவரும் சபையை சேர்ந்த நண்பர்களும் வேறொரு இடத்துல ஊழியத்திற்காய் கடந்து போய் கொண்டிருந்த போது அவர் அந்த நாளில் சில காரியங்களை எழுத வேண்டும் என்று விரும்பி ஜன்னலோரமாய் ஒரு சீட்டில் வந்து அமர்ந்து அவர் எழுதி கொண்டிருந்தார் எழுதி முடித்த பிறகு எழுந்திருக்க வேண்டும் அவர் வைத்திருந்த அந்த ஃபோல்டர் அதை தூக்கும்படிக்கு பிரயாசப்பட்டார் அதை எடுக்க முடியவில்லை இழுத்து பார்த்தார் தட்டி பார்த்தார் ஒன்றும் வரவில்லை பக்கத்திலே மற்றொரு சகோதரர் இருந்தார் அவரும் வந்து இழுத்து இழுத்து பார்த்தார் ஒன்று இழுக்க முடியவில்லை சோர்ந்து போனார் சோர்வு மிகுதியாயிற்று என்ன நம் இழுத்து பார்க்கிறோம் தட்டி பார்க்கிறோம் வரவில்லையே அதுக்கு பிறகு நிமிர்ந்து பார்த்தாராம் அங்கே எழுதப்பட்ட ஒரு பெரிய கொட்டை எழுத்துல விதமாக எழுதப்பட்டிருந்தது எக்ஸிட் வே என்று சொல்லி வெளியே போகிற வழி அதை இழுத்து அது வந்துருந்துச்சுன்னு வைங்க என்ன ஆயிருக்கும் தெரியுமா எல்லாரும் வெளியே போயிருப்பாங்க முடிஞ்சிச்சு ஜோலி பிளைனு அவர் சொல்லும்போது சொன்னார் நாம் பார்த்த அப்போதான் நினைச்சேன் கத்தர் ஏன் காரியத்திற்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறோமே நம்ம இதை கவனிக்க என்ன செய்கிறோம் மறந்து போகிறோம் நீ பதில் வராவிட்டாலும் சரி நீ கத்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்க பாதுகாப்பா இருக்கிறா என்பதை அறிந்து கொள் ஒருவேளை அந்த பலகை எழுந்து வந்து கையோடு வந்திருக்குமானால் கதவு திறந்திருக்கும் வெளியே போயிடுவோம் அப்புறம் பாதுகாப்பு இல்லை மனுஷன் இருக்க முடியாது தேவன் சில நேரங்களில் நமக்கு ஜபத்திற்கு பதில் கூடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஐயா நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் பத்திரமா இருப்பதற்குத்தான் கத்தர் பாதுகாப்பார் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் நேரத்திற்கு முன்னே அவர் யாதொன்றையும் செய்கிறவர் அல்ல சவலை போல அவசர கதிப்படுகிறவர் அல்லையா தீர்க்கதரிசி வருகிறதற்கு முன்னே இவன் ஜெயஸ்தம்பத்தை நாட்டி வழியிடும்படிக்கு ஆசாரியர் செய்கிற வேலையை செய்தார் அதனாலே வாரத்தை இழந்தான் சகலவற்றை இழந்து போனானே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம் தரிசனம் கிடைத்தது அவன் எழுதா முற்களும் நெருக்கமும் பாடுகளும் கண்ணீர் இருந்தது ஆனால் முடிவிலே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளும்படிக்கு தேவன் அவனை கொண்டு வந்து நிறுத்தினாரே ஒருவேளை நம் நடக்கிற பாதைகள் கடினமாய் தோன்றலாம் கரடுமுரடாய் இருக்கலாம் கண்ணீர் நிறைந்ததாக இருக்கலாம் அவமானங்களும் பாடுகளும் நிறைந்த பாதையாயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் உனக்கு கொடுத்த தரிசனமான வார்த்தைகள் உனக்கு கொடுத்த வாக்குத்தமான வார்த்தைகள் நிச்சயமாய் நிறைவேறியே ஆகும் ஏனென்றால் அது தேவனத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நீ நம்புகிறபடியினாலே கத்தர் காரியங்களை வாழ்க்கை செய்கிறவ நீ எத்தனை பேரை சொல்ல வேண்டும் வேதத்தில் காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்களே அருமையானே தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறதை நிச்சயமாய் கொடுக்க எப்படிப்பட்டவர் வல்லவராயிருக்கிறார் ஏன் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்று கேட்கிற கேள்வியை பார்க்கிறோம் ஆண்டவரே நீ எனக்கு செய்ய வல்லவராயிருக்கிறேன் நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர் என்று கத்தரை துதிப்போமானால் காரியத்தை கத்தர் கைகூடி வரப்படுகிறவராய் காணப்படுவார் அவர் நம்முடைய யோசனைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் ஐயா நம்முடைய யோசனைகளுக்கு மேலானவர் அவர் அவருடைய ஆலோசனைகள் மகாமேன்மை உள்ளவர்கள் நன்றாய் புரிந்து கொள்வோம் நான் அடுத்த காரியத்துக்குள்ள நான் கடந்து போக விரும்புகிறேன் வாசிப்போம் ஆறாவது காரியம் கத்திர வசனத்திலிருந்து லூக்க எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிப்போமா லூக்கா ரெண்டு இருபத்தி ஐந்து அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் ஐயா இஸ்ரவேலுக்கு உண்டான ஆறுதல் நமக்கு தேவை தேவன் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறவர் ஆறுதல் செய்கிறவர் எருசலேமிலே கொண்டு வந்தவர்களை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் யாருக்கு ஆறுதல் தேவை ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது கத்துடைய வசனம் வீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம் ரெண்டு குருந்தியர் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகினும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறவர் ஆறுதல் செய்கிறவர் அலலூயா அலலூயா எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகல அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யும்படிக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் இன்னைக்கு அநேகர் உபத்திரவத்தின் மத்தியிலே காணப்படுகிறார் உபத்திரவப்படுகிற மனுஷனுக்கு எது தேவை தெரியுமா ஆறுதல் தேவை வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போமா ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்று தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போமா இப்படி இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா வேற ஒரு காரியமே இல்லை இதுக்கு மேல வேற என்னத்தை பேசுறது விசுவாசி என்ன செய்யப்பட்டிருக்கிறது எது எத்தனை பேருக்கு உபத்திரம் வேணும் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும் யாருங்க பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் வரவே உபத்திரவம் அதற்காகத்தான் விசுவாசி என்ன செய்யப்பட்டிருக்கிறார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் எதற்கு தெரியுமா நீ உபத்திரவத்திலே இருக்கும்படிக்கு அல்ல உபத்திரவத்திலே இருந்து விடுதலை ஆக்கிறவர் உன்னை விடுதலை ஆக்குவார் அவர் எவ்விதமாய் விடுதலை ஆக்கிறார் என்று மற்ற உபத்திரவர்களுக்கு நீ என்ன செய்யும்படிக்கு சொல்லும்படிக்கு ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறவர் அலலூயா அலலூயா அலலூயா அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டுமானால் உபத்திரவத்தின் கோயிலே கடந்து போக வேண்டும் ஏசையா சொல்கிறான் உபத்திரவத்தின் கோயிலே என்ன என்ன செய்தி தெரிந்து கொண்டீரையா உபத்திரவத்தின் மத்தியிலே பாடுகளின் மத்தியிலே போராட்டங்களின் மத்தியிலே தான் உங்களை கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் கத்தர் இந்த உபத்திரவத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்குறார் உங்களை சுத்திகரிக்கிறார் நீதிமானாய் மாற்றுகிறார் இன்னும் சொல்ல போனால் அவருக்குரிய பாத்திரமாய் உங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார் உபத்திரவப்படுகளுக்கு நாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா ஆறுதல் செய்ய வேண்டுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திருப்பூர்லேருந்து வருகிற குடும்பத்தார் குடும்பத்தாரை குறித்து இந்த சகோதரி கடந்த நாட்களில் வந்தார்கள் திடீரென்று கால் இவ்வளவு பெரிய வீங்கி போயிடுச்சு கதறி அழுத அழுகை அவ்வளவு பயங்கரம் இங்கே அவங்க வீட்டார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜீப் நிறையா பத்து இருபது பேர் வந்துட்டாங்க ஐயா என் காலை பிடிக்கிறாங்க ஒருத்தர் கையை பிடிக்கிறாங்க ஒருத்தர் நீங்கள் தான் காப்பாற்று நான் சொன்னேன் நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லைம்மா நான் ஜோம் பண்ணுறேன் கத்தர் ஒருவர் தான் உங்களை என்ன செய்ய வல்லவர் காப்பாற்ற வல்லவர் இந்த சௌரி சொல்லும்போது சொன்னார் ஐயா டாக்டர் விரலையெல்லாம் வெட்டணும்னு சொல்லியிருக்காரு கணுக்காலோடு வெட்டிடணும்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் எந்த டாக்டர் உனக்கு சொன்னாரோ அதே டாக்டருக்கு முன்னாய் நீ நன்றாய் நடந்து போய் கத்தரை மகிமைப்படுத்த போகிறாய் கத்தர் ஜீவன் உள்ளவர் அவர் ஒரு நாள் பொய் சொல்லுகிறவர் அந்த பொண்ணு என்னதுங்களா சொல்லுச்சு ஐயா இந்த பக்கம் ஓட்டை விழுந்திருக்கு அந்த பக்கம் ஓட்டை இருக்கு மேலையும் ஓட்டை இருக்கு கீழையும் ஓட்டை இருக்கு நீ எத்தனை ஓட்டையை பார்த்தீங்கன்னா என்ன நீ ஓட்டையை தான் பார்க்குற ஆனால் என்னுடைய பார்வை நல்ல கால்களை பார்க்கிறது கத்த நிச்சயமாய் உனக்கு செய்ய எப்படிப்பட்டவர் வல்லவர் நல்ல கவனிங்க ஜெபித் அனுப்பினேன் ஒரு நல்ல டாக்டர் இடத்துல அவளை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பினேன் திருப்பூரில் பெரிய டாக்டர்னு சொன்னார்கள் காலை வெட்டணும்னு சொல்லி ஆனால் இந்த டாக்டர்கிட்ட போன போது அது சொன்னார்கள் கால் வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை கத்தொழி நாமத்தினால் நான் உனக்கு சிகிச்சை செய்கிறேன் நீ சுகமாவா என்று சொன்னார் அவள் அழுத அழுக டெலிஃபோனில் ஐயா எங்களை நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டீங்கய்யா திருப்பூரில் கால் எடுக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இந்த டாக்டர் வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னை சுகமாக்குறேன் நான் வைத்தியம் செய்கிறேன் கத்தர் உன்னை சுகமாக்குறவர் சொல்லியிருக்கிறார் நல்ல டாக்டரியா எக்ஸ்ரே எடுத்தோம் எக்ஸ்ரேல அது இதுன்னு சொல்லி அங்கே சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் திருப்பூரில் சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தபோது எல்லாம் நார்மல் என்று வந்திருக்கிறது ஒன்று ஒரு பழுதும் இல்லை டாக்டர் சொன்னார் நீ கவலைப்படாத போ நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடு சீக்கிரம் சுகமாயிடும் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணினார்கள் ஐயா நல்லா இருக்கிறான் அடுத்த வாரம் நாங்கள் சபைக்கு வந்து சாட்சி சொல்கிறோம் கத்துடைய சனமே ருக்மணி என்று மன்னிக்கணும் பூங்குடி என்று அந்த பெண்ணுடைய பெயர் இந்த காலையிலேயே சொல்லுகிறேன் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆறுதல் செய்ய வேண்டுமே நாம் ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் யார்தான் எங்களுக்கு ஆறுதல் கத்தர்தாயா நாங்கள் மனுஷரை தேடி போகிறவர்கள் அல்ல அவர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் இவர்கள் எங்களுக்கு ஆறுதல் சொல்வார்கள் இல்லை இல்லை கத்தர் ஒருவரே எங்களுக்கு என்ன செய்கிறவர் ஆறுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார் ஆயினத்தார் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல் அலலுயா கத்தருடைய பிள்ளையே நீ உபத்திரவப்படுகிறாயா உன உபத்திரவத்தை மனுஷர் அற்பமாக நினைக்கலாம் உன்னை என்ன வேண்டுமானால் தூண்டி சொல்லலாம் நீ இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் நீ உருப்படியாக மாட்டேன்னு சொல்லலாம் நான் கேட்கிறேன் இந்த சபையை விட்டு போனவங்க எல்லாம் உருப்படி ஆயிட்டாங்களா தைரியமாய் கேட்கிற தேவ சன்னிதானத்தில் எவன் உருப்படி இருக்கிறார் கத்தருடைய சன்னிதானத்தில் ஒருவர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் கத்தர் இன்றைக்கு கத்த சபையில எல்லாரையும் என்ன செய்து வருகிறார் ஆசீர்வதித்து வருகிறார் பொறாமை இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் வராது ஐயா நான் சொல்றேன் பொறாமை இருக்க வரைக்கும் தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது ஆசீர்வதிக்க முடியாது நீ மற்றவர்களை ஆசீர்வதி அப்பொழுது கத்த உன்னை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் இந்த காலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும் நான் என் கண்கள் காலை எத்தனையோ காரியங்களை கண்டிருக்கிறேன் அதெல்லாம் கத்துடைய சன்னிதானத்தில் சொல்லி நான் ஏதோ நான் பரிசுத்தவான் என்று காட்ட விரும்பவில்லை அதெல்லாம் தேவையற்ற காரியங்கள் ஒன்றை மாத்திர அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உபத்திரவத்தை கத்தர் என்ன செய்யவில்லை அற்பமாய் மனுஷன் அற்பமாய் நினைக்கலாம் அவர் அற்பமாய் என்னாமலும் ரெண்டாவது காரியம் அருவருக்குலையா கத்தர் உன்னை அருவறுத்திருப்பாரானால் எங்கேயோ போயிருப்பேன் அருவறுப்பு யாரை கண்டு அருவறுப்பு குஷ்டரோகியை பார்க்கும்போது அருவருக்கிறார்கள் உடம்பெல்லாம் பயங்கரமான வியாதி காணப்படும் போது இந்த மனுஷரை பார்த்து ஒதுங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அருவருக்கிறார்கள் மனுஷர்களை அவர் கத்தர் அருவருக்கிறவரும் அல்ல தம்முடைய முகத்தை அவனுக்கு என்ன செய்கிறவர் அல்ல மறைக்கிறவரே அல்லையா அவன் அவரை நோக்கி கூப்பிடுகையில் அலலுயா அலலூயா என்னோடு சேர்ந்து உபத்திரப்படுகிற கத்துட பிள்ளைகள் சொல்லுங்க அவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைக்காமலும் இருந்து நான் கூப்பிடுகையில் அவர் என்ன என்ன செய்திருக்கிறார் கேட்டு இருக்கிறார் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் என் உபத்திரவத்தின் சத்தத்தை என்ன செய்திருக்கிறார் கேட்டு இருக்கிறார் ஐயா நிச்சயமாய் கத்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என் கூப்பிடுதலின் சத்தவோட சன்னிதானத்தில் போய் என்ன செய்தது எட்டிலது மட்டுமல்ல ஏறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய செவிகளில் என்ன செய்ததா ஏறிற்று மனுஷர் பார்த்து கேட்கலே நான் பேசுறது கொஞ்சமாவது ஏறிச்சு அவன் காதில் தாவிது அப்படிதான் சொல்றான் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் என்ன செய்தது வசனத்தை சொல்லிடுவோமா சங்கீத புஸ்தகம் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துருவோம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தங்கள் என் தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்தது புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க புலம்பல் மூணு ஐம்பத்தி ஏழு ஒரு அஞ்சு நிமிஷத்தை நான் முடிச்சிடுறேன் ஐம்பத்தி ஏழு நான் உண்மை கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி ஹாலலூயா ஹாலலூயா என்ன செய்தாரா நான் கூப்பிட்ட நாளிலே நீர் என்ன என்ன செய்து அணுகினது பக்கத்தில் வந்து சமீபமாய் வந்து அவர் சொல்றாரா என்னன்னு பயப்படாதே ஹாலலூயா கரங்களை உரித்து அல்லி சொல்லுவோமா உபத்திரவப்படுகிற மனுஷன் உபத்திரவப்படுகிறவர்கள் யாரோ அவர் பக்கமாய் கத்தர் அணுகி வந்து அவர்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாதே மற்றவங்க எல்லாம் உன்னை பயமுறுத்தலாம் நீ அவ்வளோத்தான் சாகிற வரைக்கும் நீ நன்மையை காண மாட்டாய் இல்லையா நன்மையை கண்டுதான் என் மரணமே வரும் நல்ல கவனிங்க யாக்கோபுடைய ஜீவிதத்தில் ஒரு காரியம் இனி யோசேப்பை நான் காண்பேன் என்பது அரிது இனி யோசேப்பை காண முடியாது என்கிற முடிவுக்கு வந்து விட்டான் ஆனால் ஒரு நாளிலே ஒரு சத்தம் வருகிறது யோசேப்பு இன்னும் என்ன செய்கிறான் உயிரோடு இருக்கிறான் ஐயா யாக்கோபுக்கு மூர்ச்சையாகி விட்டது மயக்கமே வந்து விட்டது எதை கேட்டு என் மகனாய் யோசேப்பு நான் சிநேகித்த யோசேப்பு நான் அதிகமாய் நேசித்த ராகேவரிடத்தில் பிறந்த யோசேப்பு இன்னும் என்ன செய்கிறான் உயிரோடு கூட இருக்கிறான் ஐயா இந்த காலையில் தான் உங்களுக்கு சொல்லட்டும் நாம் ஆராதிக்கிற கத்தர் உயிரோடு கூட என்ன செய்கிறார் இருக்கிறார் அவர் ஜீவனில் அவர் உங்கள் உங்களை அணுகி சொல்கிறார் பயப்படாதே கடல் மீது நடந்து வரும்படி பேதருக்கு கட்டளையிட்டார் அவன் நடந்து வந்தான் அவன் ஆழத்தில் அமிழ்ந்த போது அவனை பார்த்து கத்தர் சொன்னார் பயப்படாதே ஐயா உங்களோட சூழ்நிலையில் அவர் கடந்து வந்து உங்களோடு கூட பேசுகிறவர் பயப்படாதே என்று சொல்லுகிறவர் தைரியப்படு என்று சொல்லுகிறவர் இந்த காலை வழியில தேவன் நமக்கு சொல்லுகிற வாக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சஞ்சலங்கள் வந்தாலும் கிறிஸ்தவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் அவருடைய ஊடே இருந்து கத்தர் நம்ம என்ன செய்கிறவர் தூக்கி விடுகிற கத்தராய் காணப்படுகிறார் ஐயா நாம் இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் கிறிஸ்துவின் நாமத்தின் மிதப்பட்டாலும் பரலோகத்தில் அதற்கேற்ற பிரதிபலன் உண்டையா நமக்கு உன்மூடின் எத்தனையோ பரிசுத்தவான்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ பரிசுத்தவான்களை கண்ணார கண்டிருக்கிறேன் ನಿನ್ ಸಿರು ಪ್ರಾಯ ಮೊದಲುಕೊಂಡು உடுக்க மாற்று வஸ்திரம் இல்லாதபடிக்கு தங்கள் கால்களிலே செருப்படியாதபடிக்கு கத்தருக்கு ஊழியர் சில எத்தனையோ வாழ்ந்து ஓடின ஓட்ட ஒரு வேலை இந்த உலகத்தில் கடினமாய் தோன்றி இருக்கலாம் ஆனால் விதைத்த அந்த விதையை இன்றைக்கு முளைத்து முளைத்திரும்பி இன்னைக்கு அநேக ஊழியர்காரர்கள் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு சினிமா நடிகன் தோற்று போகிறார் யாருக்கு முன்னே ஒரு பாஸ்டுக்கு முன்னே அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னது அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் எவ்வளவு விலை உயர்ந்தது மோடி போட்டிருக்க மாதிரி வஸ்திரம் போட்டிருக்காங்க ஐயா இது யாருடைய பணம் ஏழை கத்துடைய பிள்ளைகளுடைய இரத்த கிரயமான பணம் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறாங்க பணம் கொடுக்குறவங்க எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுமா ஒரு சின்ன பையனை நான் பார்த்தேன் அவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழுந்து தன் சைக்கிளில் வீடு வீடாய் பேப்பர் போடுகிறார் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிக்கிற வேலையை செய்கிறார் அடுத்தது சாயங்கால நேரத்தில் வீடுகளுக்கு புல் வெட்டி விட வேண்டும் அந்த வேலையை செய்கிறார் இப்படித்தான் வேலை செய்து இந்தியாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் பத்திரவப்படுகிற கிறிஸ்தவர்களுக்கு பணத்தை அனுப்புகிறார்கள் ஆனால் சில பேர் ரொட்டிக்கு வெண்ணெய் தடவாமல் வெறும் ரொட்டியை சாப்பிடுகிறவர்கள் குடிக்கிற டீல பால் ஊற்றாமல் வெறும் பிளாக் டீ குடிக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த பணத்தை வாங்கி கொண்டு இவங்க கொஞ்சம் வெண்ணெய் மட்டுமல்ல அந்த வெண்ணெய்க்கு மேலே சீஸ் வச்சு அதுக்கு மேலே ஜாம் வச்சு இப்படி சாப்பிடுகிற ஊழியக்காரர் இருக்கிறாங்க எல்லாரும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டியா ஒரு நாள் காரணம் என்ன தெரியுமா ரத்த கிரயமான பணம் நான் எப்படி வாங்குறோமோ அதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்ய வேண்டும் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும் கத்துடைய சன்னிதானத்தில் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை என்ன செய்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை இன்னைக்கு உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்வோம் அவர்களுக்கு ஆய் ஜபமாயிலும் செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது கடைசி ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் வாசிப்போமா அப்போ இருக்கிறது நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் எபிரேர் ஒன்பது இருபத்தி எட்டு கிறிஸ்துவும் அநேகருடைய பாடுகளை பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் என்ன செய்வார் ஐயா தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தரிசனம் தருவார் எப்போது அவர் மத்தியாக ஆயத்தில் வரும்போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மறித்த பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் இயேசுவை முகமுகமாய் என்ன செய்வோம் காண்போம் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு பத்தாவது பத்தாத பத்தாவது விசுவாசம் நல்லா அல்லையிலேயே சொல்லுங்க நீ வீட்டில் போய் சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி கேக் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு ஒரு கேக்கு கிடைக்கும் சாப்பிட்டு போகலாம் ரெண்டாவது ஒரு காரியம் அதனால் அந்த நம்பி தான் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டேன் நேரத்தை இன்றைக்கி ஒரு பிரசங்கியார் வரேன்னாரு நான் கூப்பிடல அவராக வரேன்னாரு கடைசியில் அவரும் வரல நான் தான் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கத்திருக்குடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வீட்டில் எல்லாம் கேட்டாங்க என்னையா தெரியாத கூட போகிறீங்களான்ட்டு அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்களோ தெரியல கடைசி நானே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக போச்சு அதுவும் எப்படிப்பட்டது சொல்லுங்க இன்றைக்கி கத்தருடைய வாசனை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு ஆகட்டும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு ரெண்டாம் தரம் கத்தர் பாவம் இல்லாமல் என்ன செய்வார் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொன்ன காரியம் மறுபடியும் சொல்கிறேன் முதலாவது பாவ மன்னிப்பு ரெண்டாவது ஞானஸ்தானம் மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் நாலாவது காரியம் அங்கே புதிய பலனை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வது ஐந்தாவது காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் அங்கே இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஆறாவது காரியம் தரிசனம் ஏழாவது காரியம் அங்கே கத்தரை முகமுகமாய் காடும் அனுபவம் இதற்காகத்தான் தேவன் நம்மை சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் எல்லாரும் எழுந்திருப்போமா ஒரு நிமிஷம் கத்தரை நோக்கி பார் க்ளோரி டு கத்தர் நல்லவர் ஐயா இந்த காலை வழியிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தை கடந்து வந்திருக்கிறதே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் ஒரு மனம் திரும்புதல் ஒரு பாவ மன்னிப்பு ஞானஸ்தான பெறுதல் ஆகிய கட்டளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது புதிய பலத்தினாலே கட்டப்படுவது இஸ்ரேவேலின் ஆறுதல் வரை காத்திருப்பது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது காரியம் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் அனுபவம் அவருக்காய் காத்திருப்போமானால் இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் நாம் காத்திருக்க வேண்டிய அனுபவங்கள் என்னதென்று உங்களோடு இந்த காலை வேளையில் கத்துடைய ஆவியானவர் ஞாபகம் மூட்டி பேசியிருக்கிறார் கத்துடைய வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவரே என் பாவ மன்னிப்பு பெறாத மக்கள் இன்னும் லட்சிப்பை சுதந்திரிக்காதவர்கள் லட்சிப்பை சுதந்திரிக்க உதவி செய்ய ஞானஸ்தானம் பெறாதவர்கள் அடுத்த வாரத்தில் ஞானஸ்தான ஆராதனை உண்டு ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தப்படுவோம் பரிசுத்தாவை பெறாதல் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் காத்திருந்து புதிய பலத்தினாலே இடைகட்டப்படுவோம் நமக்கு கத்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிற மக்களாய் நாம் காணப்பட வேண்டும் உபத்திரவப்படுகிற நமக்கு தான் ஆறுதல் தேவை என்று சொன்னேன் அந்த ஆறுதலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்வோம் ஏழாவது காரியம் அவர் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறவர் யாருக்கென்றால் தமக்காக காத்து கொண்டிருக்கிறது பரிசுத்தமாய் யாரெல்லாம் சபையாய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவளை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் காத்திருப்போமா ஜெபிப்போம் பரலோகத்தின் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்திலே உடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து உடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு நீர் பாராட்டில இறங்குகளுக்காய் ஸ்தோத்திரம் அன்றவர் உமக்காய் நாங்கள் காத்திருப்பது எவ்வளவு மேன்மை என்று இந்த காலை வழியில் எங்களை உணரச் செய்தீராக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே எங்களுடைய பாவ மன்னிப்புக்காய் நாங்கள் காத்திருப்பது அண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுடைய ரட்சிப்புக்காய் காத்திருப்பது அண்டவரே ஸ்தோத்துரிக்கிறோம் ஞானசாரம் பெற அண்டவரே அபிஷேகத்தை பெற அண்டவரே நம்முடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அண்டவரே ஸ்தோத்துரிக்கிறோம் ஆறுதல் பெற்றுக்கொள்ள கத்துட வருகைக்கு ஆயத்தப்பட இந்த காலை ஒளியில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இவற்றை சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாய் உமக்கு என்று சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் வசனங்கட்ட எல்லாரையும் ஆசிரியர்